அனைவருக்கும் வணக்கம் இது மாநில கல்வியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இணைந்து நடத்தும் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பெற்றோர் மற்றும் சமுதாயத்தின் பங்கு நான் ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் காமிக்கிறேன் அதை பார்த்து என்னன்னு சொல்கிறீங்களா இந்த புகைப்படத்தை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபதில் ஜெர்மனியில் எடுத்த ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தில் அந்த சாலையில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கார் பஸ் எல்லாமே நிற்குது ஆனால் நடுவில் மட்டும் ஒரு பெரிய கேப் இருக்குது இப்படி ஒரு புகைப்படத்தை நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்க முடியாது அதுவும் நம்ம ஊரில் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் காரணம் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் அந்த டிராஃபிக் ஜாமில் பல மைல்களுக்கு வாகனங்கள் வரிசைப்படுத்தி நிற்குது நடுவில் மட்டும் ஒரு சின்ன இடைவெளி எதுக்கு அந்த இடைவெளி அதுக்கு கீழே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க அதை படித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அந்த இடைவெளி எமர்ஜென்சியில் போகும் இல்லையா வண்டி அதாவது ஆம்புலன்ஸ் இல்லை தீயணைப்பு வாகனம்லாம் போகும் இல்லையா அதற்காக வச்சுருக்காங்களாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல இதே போல் இன்னொரு புகைப்படத்தை காட்டுறேன் அதையும் பாருங்கள் இதுலேயும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு நிலைமை தான் இதுவும் ஜெர்மனியில் எடுத்தது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜெர்மனி சாலைகள் உண்மையாலுமே ரொம்ப எளிதாக பயணிக்கக்கூடிய ஒரு சாலைகளாக தான் இருந்திருக்க முடியும் அங்கேயே இப்படி ஒரு சட்டத்திட்டமும் இப்படி ஒரு நடைமுறை இருக்குன்னா இதுக்கான காரணம் என்ன அலசி பார்ப்போமா இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் உற்று நோக்கினோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாலையில் தேவைப்படுகின்ற நேரங்களில் அதாவது இந்த எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ் போகிறதுக்காகவே அந்த நடுவில் அந்த இடத்த விட்டுருக்காங்க இல்லையா இதெல்லாம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பாருங்கள் அதில் வந்து பல மைல்களுக்கு இந்த வாகனங்கள் நிற்குது முன்னாடி போகிற வாகனத்தில் என்ன நினைக்கிறாரோ அதே தான் கடைசியில் இருக்கக்கூடிய வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரைவரும் புரிஞ்சுக்கணும்ல அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒருமித்த கருத்து அல்லது ஒருமித்த புரிதல் இருக்கணும் என்ன அப்படின்னா தேவைப்படுகின்ற நேரத்தில் அந்த வாகனங்கள் போவதற்கு ஒரு வழி வேணும்னு இதுதானே அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சாலைகளில் அவங்க வந்து செய்தி காட்டியிருக்காங்க நீங்கள் கூட கேட்கலாம் சார் எண்ணும் எழுத்தும் இயக்கத்திற்கும் இந்த ஜெர்மனி நிகழ்வுக்கும் என்ன சார் சம்பந்தம் இதுதான் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முன்னெடுப்பை நம்ம கொண்டு போகும்போது ஒரு தனியாளாக அதாவது ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு மாணவர்களால் மட்டுமே அதை சாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது அதுக்கு இந்த ஒட்டுமொத்த அதாவது ஆசிரியர் மாணவர் மற்றும் சமுதாயமே என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று நின்று செய்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அதை வெற்றியாக பண்ண முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாணவர் இல்லை ஒரு குழந்தை பள்ளி தேவைக்கு பள்ளிக்கூடம் வருது அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருப்பார் தலைமை ஆசிரியர் இருப்பார் மாணவர்கள் இருப்பாங்க மற்றும் அவங்க நண்பர்கள் இருப்பாங்க கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் காலையில் ஆரம்பித்து மாலையில் முடியும் ஆனால் ஒரு மாணவருக்கு இந்த காலையில் ஆரம்பித்து மாலையில் முடிகிறது தான் பள்ளியா இல்லை அப்போ தான் அவருக்கு கற்பிதம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு தனி மனிதனுக்கு அது மாணவராக இருக்கலாம் இல்லை நீங்களாக இருக்கலாம் இல்லை நானாக இருக்கலாம் எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அதே போல் தான் மாணவரும் அவருக்கு கற்றலை எவ்வளோக்கு எவ்வளோ எளிதாக சிரமம் இல்லாமல் கற்றுக் கொடுக்க முடியுமோ அத்தனை செய்திகளும் அத்தனை விஷயங்களும் நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் மாணவர் இதையெல்லாம் சுமந்து கொண்டு வீட்டுக்கு போய் அவர் விளையாடுகின்ற நேரத்தில் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் இல்லை மாமா சித்தப்பா அத்தை நண்பர்கள் இவங்க கூட உரையாடும் போதெல்லாம் அதை திரும்ப திரும்ப வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பிள்ளைங்க நொண்டிக்கால் விளாடுவாங்க நொண்டிக்கால் விளாடும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கணிதம் கற்பிக்கப்படுகின்றது கதை கேட்கும்போது அறிவியல் சமூக அறிவியல் அவருக்கு கடத்தப்படுகின்றது குடும்பமாக உட்காந்து உரையாடும் போது அந்த சமூகத்தினுடைய பண்புகள் அவருக்கு வளர்க்கப்படுகின்றது இப்படி ஆசிரியர் மாணவர் அவர்களோட இடைவினைக்கு தாண்டி நம்ம அத்தனை பேருமே நம்ம அப்படின்னா அந்த வீட்டில் கூடிய இதர உறுப்பினர் அத்தனை பேருமே என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைக்கு காலையில் படித்ததை மாலையில் அவருக்கு வலுவூட்டிக்கிட்டே இருக்கிறோம் இதை தான் ஆங்கிலத்தில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க அதே போல் தான் மாலையில் வீட்டில் நிறைய செய்திகள் அவர் கேட்பார் அதனால் அந்த மாணவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும் இதை அவர் எங்கே போய் தைப்பார் வேறு வழியே இல்லை அவர் காலையில் பள்ளிக்கு போகும்போது இந்த விஷயங்களை அதாவது இந்த சந்தேகங்கள் எல்லாமே அவர் ஆசிரியர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அதனால் ஒரு மாணவருக்கு கல்வி எப்போது கொடுக்கப்படுது அப்படின்னா அது பள்ளியில் மட்டும் இல்லை அது வீடுகளில் தான் கொடுக்கப்படுது ஆனால் நம்மளோட பிள்ளைகளுக்கு காலையில் கிடைக்கக்கூடிய கல்வி எளிதாக அது போன்று வீடுகளில் கிடைக்குதா அப்படின்னா அது பெருத்த கேள்விக்குறி தான் இல்லையா நம்மளோட குழந்தைகள் அதாவது ஒரு ஆசிரியரோட குழந்தையாக இருக்கட்டும் இல்லை என்னோடய குழந்தையாக இருக்கட்டும் காலையில் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர் நேராக என்ன வந்து கேட்டுருவார் அப்பா இதுக்கு என்ன பதில் இந்த சந்தேகத்துக்கு என்ன தீர்வு இப்படிலாம் நம்ம விவாதிப்போம் இதே சூழ்நிலை நம்மளோட அரசு பள்ளியில் படிக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தானே இதனால தான் ஒவ்வொரு பள்ளியிலையும் மாணவர் ஆசிரியர் இதை தாண்டி சமுதாயத்தோட பங்கு இருக்கணும்ன்ட்டு இன்றைக்கு இல்லை நெடுங்காலமாகவே வலியுறுத்தப்பட்டு இன்றைக்கு எஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளிகளை தாண்டி சமுதாயத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது இதன் மூலம் சமுதாயத்தில் கூடிய அங்கத்தினர் அது யாராக வேணால் இருக்கலாம் அது நீங்களாக கூட இருக்கலாம் இல்லை நானாக இருக்கலாம் இல்லை இந்த கல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்னார்வலராக கூட இருக்கலாம் இவங்களோட அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் எந்தவித கல்வியும் முழுமையடையும் அதனால் வழக்கமாக நம்ம நினச்சிருக்கலாம் ஒரு மாணவருக்கு கல்வியை கற்பிக்கணும் அப்படின்னா வெறும் ஆசிரியர் மாணவர் இடைவினை மட்டும் போதாது அதுக்கு மாறாக ஆசிரியர் மாணவர் பெற்றோர் மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயமே இணைந்து பண்ணாதான் இது வெற்றியாக அமையும் என்ன நண்பர்களே நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஜெர்மனி உதாரணம் எப்படி அந்த ஜெர்மனியில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் நின்று அதை செய்கிறதோ அதே போல் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்திற்கு இந்த ஒட்டுமொத்த சமூகம் அதாவது ஆசிரியர் மாணவர் பெற்றோர் மற்றும் சமூகத்தினர் ஒன்று சேர்ந்து செய்தால் மட்டும்தான் இதை நம்ம நிறைவேற்ற முடியும் பண்ணலாமா